ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மந்தன்குமார் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வண்டி மலச்சியம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மலச்சியம்மன் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலையும் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் வடச்சேரியிலையும் இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அனைவருமே அதிகமாக வணங்குற தெய்வமாக இந்த வண்டி மலைச்சியம்மன் இருக்காங்க இந்த வண்டி மலைச்சியம்மனுக்கு இரண்டு விதமான வரலாறுகள் சொல்கிறாங்க அதாவது மூன்று விதமான வரலாறுகள் சொன்னாங்க அதில் இரண்டு விதமான வரலாறுகள் தான் அம்மனுக்கு கொஞ்சம் ஒத்து போகிற அளவுக்கு இருக்குது ஆனால் இரண்டு விதமான வரலாறுகளும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட மாதிரி தான் இருக்குது அந்த இரண்டு விதமான வரலாறுகள் அதையும் தெரிஞ்சுக்கிற போகிறோம் இப்போ முதல் வரலாறு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வண்டிமலை அம்மனுக்கு அந்த வடசேரி கிராமத்தில் சலவை தொழிலாளி ஒருவர் அந்த காலத்தில் வாழ்ந்து வராரு அந்த சலவை தொழிலாளி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையில் எப்பயுமே இருப்பார் ஒரு நாள் அவர் இரவு தூங்கி கொண்டு இருக்கும்போது அவரோட கனவுல பாதாள பைரவன் வராங்க வந்துட்டு என்னைய வந்து குளக்கரை அழுக சிலை வைத்து என்னை வணங்கி வா உனக்கு என்ன கேட்குறியோ அதை நான் வந்து தருகிறேன் உன்னோட குடும்பத்தை நான் காத்து நிற்பேன் என்னை வந்து முறைப்படி எனக்கு வணங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படியே காலையில் எழுந்துட்டு போய் ஒரு சிறிய பாலாத பாதாள பைரவன் சிலையை செய்து சலவை தொழிலாளி அதை குளக்கரை அருகே வைத்து வணங்கி வராரு அவர் அப்படி வணங்கி வர்றதுனால அந்த பாலாதபைரவன் மனம் குளிர்ந்து சலவை தொழிலாளிக்கு மறு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறாங்க அதாவது அவருக்கு வந்து செல்வாக்கு சேருது செல்வம் பணம் காசு பணம் சேருது இதனால் தனக்கு கொடுத்து அதை ப தனக்கு அந்த இப்போ செல்வாக்கெல்லாம் அழித்த அந்த பாதாள பைரவனுக்கு ஒரு விழா எடுக்கிறதுக்கு செலவை தொழிலாளி முயற்சி பண்ணுறாரு அதன்படியே ஒரு நல்ல நாள் குறித்து ஒரு கொடை விழா மாதிரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அன்னதானம் ஏற்பாடுகள் எல்லாமே செய்கிறாரு எல்லாமே செய்து முடிச்சுட்டு அழைப்பு காண்டி ஊர் பெரியவர்கள்கிட்ட போய் அழைப்பு விடுறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு திருவிழா வச்சு நடத்தி கொடுங்க நீங்கள் முன்னிலையிட்டு நடத்தி கொடுத்து அம்மனோட அருள் பிரசத்தை வாங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே ஊர் பெரியவர்கள் முதலில் வ வருவதாக சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி இவரும் சரி அதுக்கு வருவா வருவாங்கன்னு சொல்லிட்டு இவரும் கோவிலுக்கு வந்துட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவர்கள் யாருமே அந்த கோ திருவிழாவை வரல திருவிழாவை புறக்கணிச்சிட்டாங்க இதற்கு பயந்துட்டு மக்களும் அதாவது அந்த ஊர் பெரியவர்களுக்கு பயந்துட்டு மக்களும் திருவிழாவுக்கு வந்து வரவே இல்லை இவர் ரொம்ப நேரம் நெடுநேரமாக காத்திருந்தார் வருவார் வருவார் வருவாங்கன்னு ஆனால் யாருமே வராதனால ஒரு கட்டத்தில் மன வருத்தம் அடைந்து தான் செய்த அந்த அன்னதான பொருட்கள் அனைத்தையுமே ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு வீட்டுக்கு வருத்தத்தோடு திரும்பி போயிட்டார் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வெளியூருக்கு சென்று சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த அந்த ஊர் பெரியவர்கள் வர வழியில் அந்த அன்னதானம் அந்த அன்னதான சாப்பாடு புலாவும் கொட்டப்பட்டி இந்த குழியில் அந்த வா மாட்டு வண்டியோட சக்கரம் வந்து இறங்கிருச்சு இறங்கும் போது சக்கரம் மாட்டிக்கிட்டோன்னே ஊர் பெரியவர்கள் கீழே இறங்கிட்டாங்க கீழே இறங்கிட்டு அந்த குழிக்கிட்ட எடுத்து பார்த்துருக்காங்க அந்த உணவு ஒன்று கூட கெடாமல் அப்படியவே இருக்குது அந்த திருவிழா வந்து நடந்து எப்படி நடந்து முடிந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும் ஆனால் அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடாமல் அப்படியே இருந்திருக்கு கொஞ்சம் வண்டிக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு பெண் சயன கோலத்தில் ப ஆங்காரமாக படுத்து கிடக்கிற மணிக்கு தெரிஞ்சிருக்கு இதை பார்த்து அந்த ஊர் பெரியவர்கள் பயந்துட்டாங்க யாரோ ஒரு பெண் பெண் வந்து படுத்து கிடக்காங்களே ரொம்ப உக்கிரமாக தெரிக்கே அப்படின்ட்டு பயந்துட்டாங்க அப்படி பயந்து கேட்கும் போதே ஒரு அசரீதியான குரல் அதாவது ஒரு மர்ம குரல் கேட்குது அந்த மர்ம குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மகன் வந்து திருவிழா ஏற்பாடு பண்ணினேன் ஆனால் நீ வந்து உன்னோட தாழ்வு இதை பார்த்துட்டு என்னை வந்து புறக்கணிச்சிட என்னையும் புறக்கணிக்காமல் என் மகனையும் இழிவுபடுத்திட்ட நான் என் பேரை சொல்லிதான் வந்து உணவளிக்க வந்தேன் ஆனால் நீ அவனை அவனோட உணவை ஏற்றுக்கிற மாட்டேன்ட அதனால் இந்த ஊருக்கு நான் வந்து சாபம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த மர்ம குரல் ஒழிச்சிச்சு இதை கேட்ட ஊர் பிறவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பயந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் நான் வந்து இந்த இடத்துல வண்டி மறுச்சவன் அதாவது உன்னோட வண்டியை மறுச்சனால நான் வண்டி மறிச்சவனாக இருக்கேன் எனக்கு மு முறைப்படி நடந்து வழங்கி வாருங்க உங்களோட ஊரை வந்து நான் காத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் அங்கேயே அமர்ந்துட்டாங்களாம் அப்படி உருவானது அந்த வண்டி மறைச்சவனாம் அந்த வண்டி மரச்சம்மன்கிற பேர் தான் பிற்காலத்தில் வண்டி மலைச்சியம்மனாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது இதற்கப்புறம் இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரலாறு பொய்ன்னு சொல்லி இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா சிவ நாகலோகத்தில் நாகதம்பதியர் வாழ்ந்து வராங்க அவங்களுக்கு குழந்தை பேர் கிடையாது அந்த குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா சிவனை நோக்கி கடுதவம் எடுக்கிறாங்க சிவனை நோக்கி கடுதவம் எடுக்கும்போது அந்த தவத்தின் வலிமையால் சி கைலாயம் இருகு இருளது அடைய தொடங்கியது இருளடைய தொடங்கினோடனே இதை பார்த்த சிவபெருமான் அந்த தவத்தின் உச்சத்துக்கு போகும்போது சிவபெருமான் வரம்ப நிற்க கிளம்புறாரு கிளம்பும்போது பார்வதி அம்மன் தடுக்கிறாங்க இப்போ நானும் உங்களோட வரேன் நானும் வந்து அவங்களுக்கு வந்து வரமளிக்கிற கூட உங்களோட வரேன் அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமன் சொல்கிறாரு கைலாயத்தில் ஒன்று சிவம் இருக்கணும் இல்லைன்னா சக்தி இருக்கணும் இருவருமே இருந்தால் மட்டும் இருவரில் ஒருவர் இருந்தால் மட்டும்தான் கைலாயம் இருளடையாமல் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இங்கே இரு நான் வந்து சென்று விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு ஆனால் பார்வதி அம்மன் அதுக்கு கொஞ்சம் கேட்கல நான் வருவே வருவேன்னு சொல்லி இறுதியில் ஒரு கட்டத்தில் சண்டையாக மாறுது இந்த சண்டையை வாக்கு வாக்குவாதத்தில் முற்றி போய் சிவபெருமன் கோவப்பட்டு நெற்றிக்கணை திறந்துடுறாரு நெற்றிக்கணை திறந்தோடனே அதுலேருந்து வெளிவந்த தீப்பொறிகள் பார்வதியம்மன் மேலே பட்டோன்னே பார்வதியம்மன் எட்டு முட்டைகளாக சதறி விழுங்குறாங்க அந்த எட்டு முட்டைகளையும் சிவபெருமான் தன்னோட கையில் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த நாகதம்பதியர்கிட்ட அந்த எட்டு முட்டையும் கொடுத்து வரமளிக்கிறாரு உங்களுக்கு எட்டு பெண் குழந்தைகள் பிறக்கும் சொல்லி வரமளிக்கிறாரு அதன்படியே இவர்களும் எட்டு முட்டைகளை எடுத்து வளர்த்து வராங்க அதில் ஒவ்வொரு முட்டையிலேருந்து ஒவ்வொரு தெய்வம் உருவாகுது அதில் முதல் முட்டையிலேருந்து வந்தவங்க தான் இந்த வண்டி மலைச்சியம்மன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இரண்டாவது முட்டையில் வந்து வந்தவங்க முத்தாரம்மன் மூன்றாவது முட்டையில் வந்தவங்க முப்பிடாதியும் நான்காவது முட்டையிலிருந்து வந்தவங்க சந்தனமாரி ஐந்தாவது முட்டையிலிருந்து வந்தவங்க அக்கிரிமாரியும் ஆறாவது முட்டையிலிருந்து வந்தவங்க கருங்காலி அம்மனும் ஏழாவது முட்டையில் பத்திரகாளி அம்மனும் எட்டாவது முட்டையில் உச்சயினி மாகாளி அம்மனும் வந்தாங்கன்னு சொல்லி இந்த வரலாறு சொல்கிறது இப்படி இந்த எட்டு பேருமே கன்னி வளர்ந்து வராங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய சந்தேகம் ஏற்படுது என்னடா நம்ம அப்பா அம்மா வந்து நாகங்களாக இருக்காங்க ஆனால் நம்ம வந்து மனித பிறவியாக இருக்கமே இதில் ஏதோ ஒரு சந் இது சூழ்ச்சி இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க ஒரு அப்பா அம்மாவும் சொல்ல மறுத்தாங்க ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா உண்மையை சொல்கிறாங்க இதை கேட்ட மக் அந்த எட்டு கன்னிகளும் என்ன பண்ணுறாங்க அன்னையிலேருந்து சிவலிங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சிவனை நோக்கி க தவமும் எடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் அதாவது மகிராசுரன்கிற பேரில் ஒரு அரக்கன் மக்களை எல்லாத்தையும் தேவர்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தி வாழ்ந்து வரேன் எல்லாத்தையுமே தனக்கு கீழே இருக்குன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி வரேன் இதனால் தேவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த அரக்கனை எங்கள்கிட்ட கா அரக்கன்ட்டேருந்து எங்களை காப்பாற்றுக்குன்னு சொல்லி முறையிடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எட்டு கண்ணிகளும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க எதற்கு தவம் இருக்கிறாங்கன்னா சிவபெருமானை மணக்க வே மணக்கிற கண்டி தவம் இருக்கிறாங்க சிவபெருமான் இவங்க எட்டு கன்னிகளுக்கிட்டையும் தோன்றாரு தோன்றி உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட தன்னவங்க தங்களோட ஆசைகளை சொல்கிறாங்க சிவபெருமன் சொல்கிறாரு இங்கேருந்து அந்த அரக்கனை போய் அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வண்டி மலைச்சியம்மன் கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுக்குறாங்க இந்த எட்டு பேருமே கிளம்பி போய் மா அரக்கனை அழிச்சிட்டு கைலாயம் மறுபடியும் கைலாயத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது சிவபெருமன் கொடுத்த வாக்குப்படி தன்னை மறந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி கைலாயத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க கைலாயத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தோடனே இதை பார்த்தா ச கைலாயத்தில் இருந்த சிவபெருமன் என்ன பண்ணுறாரு பிரம்மா வளைத்துட்டு வந்து அந்த பெண்களை வந்து நான் சொல்கிறபடி சொல்கிறபடி அந்த பெண்களை வந்து தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே பிரம்மாவு என்ன பண்ணுறாரு ஒரு மலையிலிருந்து எட்டு வண்டுகளை பிடித்துட்டு வந்து அதை குழந்தைகளாக மாற்றி அந்த பெண்கள் வர பாதையில் நான் போக விடுறாரு அப்படி போகும்போது அந்த எட்டு பெண்களுக்கும் தாய்மை உணர்வு உண்டாகுது அந்த எட்டு கணிகளும் தாய்மை உணர்வு உண்டானனே ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை கையில் ஏந்திக்கிறாங்க ஏந்திட்டு த மக்கள் கைலாயம் வராங்க கைலாயம் வந்துட்டு தங்களோட ஆசையை சொல்கிறாங்க உங்களோட வாழ்க்கையும் கூறுறாங்க உடனே சிவபெருமான் சொல்கிறாரு நீங்கள் குழந்தை கை குழந்தையோடு வந்தனால உங்களை வந்து நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு திருப்பி அனுப்புனானே இவர்களும் கீ பூம பூலோகத்துக்கு வந்துடுறாங்க பூலோகத்துக்கு வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு திசையை நோக்கி பிரிஞ்சு போயிடுறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கோவில் கோவில் அமைத்து அமர்ந்துடுறாங்க அப்படி அமர்ந்தவங்க தான் இந்த வண்டிமலை அம்மன் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது வண்டிமலை அம்மன் கூட வண்டிமலையான் சாமியும் க வைரவன் சாமியும் கருப்பணசாமியும் அமர்ந்திருக்காங்க இருபத்தி மூன்று வாதை தெய்வங்களும் மாறன் சாமியும் அமர்ந்திருக்காங்க இப்படி நிறைய தெய்வங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மலையான் சாமியும் வைரவன் சாமியும் சிவபெருமானோட வேள்வி தீயிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி மூணு வாதைகளையும் இந்த வேள்வி தீயிலிருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இருபத்தி மூணு வாதைகள்ங்கிறவங்க மனிதர்களை பிறந்து தெய்வ பேய்களாக அலைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு மக்கள்னு சொல்கிறாங்க இந்த வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வண்டி மலைச்சி அம்மனுக்கு வந்து வரலாறு சொல்கிறாங்க இந்த அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடை விழா வைத்து வழங்கி வராங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னாலும் கீழே சொல்லுங்கள் நான் அதுக்கான விளக்கம் தரேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே குலதெய்வ வழிபாடுகள்லேயே பெண் தெய்வ வழிபாடு தான் ரொம்ப அதிகம் அப்படி அந்த பெண் தெய்வங்கள் எண்ணற்ற பெண் தெய்வங்கள் இருக்குது அப்படி எத்தனை பெண் தெய்வங்கள் இருக்கோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிற பெண் தெய்வங்களோட வரலாறுகள் அப்படிலாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவாக வெளி வெளியிடுகிறேன் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னாலும் சொல்லுங்கள் கீழே நான் உங்களுக்கு விளக்கம் தரேன் மேலும் நன்றி வணக்கம்